அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத பாருங்க அந்த திருமணம் நடக்காதவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றது லாஸ்ட்டாக நான் இப்போ சொல்ல போகிறேன் இருந்தாலும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்றதுக்கான விஷயம் தான் இப்போ நான் சொல் பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் ஒன்னாம் தேதி ராகுகேது பயிற்சியா இருக்குங்க அடுத்து நவம்பர் மாதம் வந்து குரு பயிற்சி ஆக போகுது டிசம்பர் மாதம் வாக்கியப்படி குரு பயிற்சி ஆக சனி பயிற்சி ஆக போகுது ஆல்ரெடி போன வருஷம் பார்த்தீங்கன்னா திருக்கணிதப்படியே மாறிட்டாரு சனி பகவான் இருந்தாலும் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் மாதம் வந்து சனி பயிற்சி ஆகுது இப்போ இந்த பயிற்சியெல்லாம் ஆனவாட்டி இப்போ எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திருமணம் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணம் வந்து எந்த ராசிக்காரங்க பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன விஷயம் தான் இப்போ நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க போகிறேன் ஏன்னா சனி பகவான் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டரை வருஷம் இருப்பார் ஒரு வீட்டுக்கு போயிட்டிங்கன்னா ரெண்டரை வருஷம் இருப்பார் குரு பகவான் வந்து பயிற்சி மாறிட்டே இருக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிடுவார் ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா பதினெட்டு மாதத்துக்கு ஒரு ஒரு முறை தான் வந்து ராகு கேது பயிற்சி ஆகுது இப்போது ராகு கேது பயிற்சி ஆணுச்சு பார்த்தீங்கன்னா ரிஷப வீட்டில் ராகு பகவானும் விருச்சக வீட்டில் கேது பகவானும் இருக்கிறாங்க அடுத்தது குரு பகவான் தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ பேர்ச்சியாகி மகர வீட்டுக்கு வரப்போகிறாரு அதே மாதிரி சனி பகவானும் பார்த்தீங்கன்னா தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானும் மகர வீட்டுக்கு வராரு அப்போ திருமணம் நடக்கிறதுக்கான விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வருடம் வந்து பார்த்து நிச்சயம் பண்ணி அடுத்த வருடம் திருமணம் நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு கண்டிப்பாக நடக்குங்க இப்போ விருச்சக வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் லாபஸ்தானம் தனஸ்தானம் சொல்லுவோம் வருமானம் வந்து கண்டிப்பாக வருமானம் வராது இருக்காது கம்மியாக தான் இருக்கும் வரவுக்கு செலவுக்கு சரியாக போயிடும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வரவுக்கு செலவுக்கு சரியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா பணமே வராது விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஏன்னா இந்த மாதிரி விஷயம் சொல்லிட்டு தான் நான் திருமணத்தை பற்றி போவேன் ஏன்னா இரண்டாம் இடத்துக்குடையவனே வந்து மூணில் போய் மறைஞ்சி நீச்சமாயிட்டா அப்படி அப்போ ஐந்து கூடிய பூர்வ புண்ணியஸ்தானமும் போய் மூன்றாம் இடத்துல நீச்சம் மறைவு அதனால் இவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதனால் அது கொஞ்சம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்க நீங்கிடும் இப்போ திருமணத்தை பற்றி பார்க்கலாம் திருமணம் வந்து குரு பகவான் இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ விருச்சக வீட்டிலேருந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் விருச்சக இருந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்த வந்து குரு பகவான் பார்க்குறாரு கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் வந்து முயற்சி பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டா இவங்களுக்கு மேரேஜ் ஆகிடும் நீண்ட நாள் வந்து திருமணம் நடக்கல அப்படின்ற இருக்கிறவங்க கூட விருச்சக ரசிக்காரங்க இந்த தடவை வந்து கண்டிப்பா ஸ்டெப் எடுங்க நிச்சயமா வந்து நூறு சதவீதம் வந்து திரும்ப நடக்கும் இருந்தாலும் உங்க உங்களுடைய பர்சனல் ஜாதகம் எடுத்து பாருங்க ஏன்னா அவங்க உங்களுக்கு உண்டான தசா புத்தி என்னன்னு பாருங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு இதாக இருந்தால் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் தசா புத்தி என்ன இருக்குன்னு பாருங்கள் குரு எங்கே உட்காந்துருக்காரு லக்னாதிபதி எங்கே இருக்காரு ஏழு குடிவர் எங்கே இருக்காரு கலத்திரஸ்தானாதிபதி எங்கே இருக்காரு எட்டு குடிவர் எங்கே இருக்காரு இந்த எட்டாம் இடம் வந்து கணவன் மனைவி ஒற்றுமையை பற்றி குறிக்குது இருந்தாலும் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தை பற்றி குறிக்குது அப்போ அந்த கலத்திரஸ்தானாதிபதி எங்கே இருக்காரு அதில் சுபகிரகங்களோட பார்வை இருக்கா இல்லையா இல்லை ஏழாம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் உட்காந்துருக்கு என்ன பலன் அப்படின்றத துல்லியமாக பார்த்தே ஜாதகம் பார்த்தே நம்ம சொல்லலாங்க கோச்சாரப்படி கண்டிப்பாக டெஃபினட்டாக நடக்கும் இருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் ஜாதகம் பார்க்கறது நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு நீண்ட நாளாக தள்ளி போயிட்டு இருக்க திருமணம் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு விரைவில் நடக்குங்க ஏன்னா மகர ராசியிலேருந்து பார்த்தீங்கன்னா மகர வீட்டிலேயே சனி பகவான் வந்து தன் வீட்டிலேயே ஆட்சி பெறாரு ராசிநாதனே ஆட்சி பெறாரு அப்ப பன்னெண்டு கூடைய விரையாதிபதியும் தன் வீட்டில் வந்து நீச்சமாகறாரு மூணு கூடையும் நீச்சம் இவருக்கு மிகப்பெரிய ஒரு பலம் மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல வருமானம் நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்கிறது எல்லா விஷயத்துலையும் வந்து இவங்க ஒரு சாதுரியமான ஒரு பேச்சுக்கள் இவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குங்க ஒரு ரெண்டரை வருஷம் வந்து இவங்க யாரும் அசைக்கவே முடியாது ஜென்ம சனியாக இருந்தாலும் இவரோட ராசிநாதனே சனி பகவானாக இருக்கிறதுனால நல்லது தான் பண்ணுவாருங்க அதனால் தன் வீட்லேயே வந்து சனி பகவான் இருக்கிறதுனால குருவும் வந்து நீச்சமாயிட்டார் பன்னெண்டு கோடி விரையாதிபதி நீச்சமானா தப்பே கிடையாது சுப விரயங்கள் இந்த மாதிரி திருமணம் நடந்தால் அது ஒரு சுப விரயம் இல்லைங்களா விரயங்கள் ஏற்படும் அது சுப விரயங்கள் தன் வீட்டிலேயே நீச்சம் வரனால ரொம்ப ரொம்ப சிறப்புங்க கடகத்தை வந்து பார்க்குறாரு ஏழாம் பார்வையா குரு பகவானும் பார்க்குறாரு சனி பகவானும் பார்க்குறாரு அப்போ கட்டாயம் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள நிச்சயமாயி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து கண்டிப்பாக திருமணம் நடக்குங்க இது கேரண்டியாக நடக்கும் சப்போஸ் ரொம்ப நாள் ஆகலை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக கடைசியாக பரிகாரம் சொல்கிறேன் இருந்தாலும் உங்களோட ஜாதகத்தை பாருங்கள் உங்களோட பர்சனல் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது இன்னும் அக்யூரேட்டாக சொல்லலாங்க என்ன தசா புத்தி குரு பகவான் எங்கே இருக்காரு லக்னத்துலேருந்து ஏழாம் இடம் ஏழாம் இட கலத்திரஸ்தானாதிபதி எங்கே இருக்காரு சுப பார்வைகள் இருக்கா இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு வந்து கடகத்தை பார்க்குறாரு ஏழாம் பார்வையா அப்போ மகர ராசிக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க கண்டிப்பாக குரு பலன் வந்துருச்சு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மீன ராசி மீன ராசி பார்த்தீங்கன்னா மீன இருந்து ஏழாம் இடம் கன்னி ராசியை வந்து ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் அப்ப அப்போ மீனத்துலேருந்து ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் அப்போ கலத்திரஸ்தானத்தையே குரு பார்வை படுறதுனால கண்டிப்பாக நீண்ட நாள் திருமணம் நடக்காதவங்களுக்கு கூட மீனராசிக்காரங்களுக்கு இந்த தடவை நிச்சயம் நடக்குங்க பொருளாதார ரீதியாக அடுத்த லெவலுக்கு முன்னேற்றத்துக்கு அவங்க கண்டிப்பாக போவாங்க நல்லா செட்டில் ஆவாங்க இந்த டைம் வந்து ரைட் டைம் சொல்லலாம் இது ஒரு கிட்டத்தட்ட இந்த இந்த அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு இருக்குது இந்த திருமண யோகம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருடம் இருக்குது இந்த ஒரு வருடத்துக்குள்ளே பண்ணிடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடியறதுக்குள்ளே பண்ணிடுங்க பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருடத்துக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா இவங்களுக்கு நீட் நீட்டாக முடிச்சிடலாம் இவங்க செட்டில் ஆகிறது கண்டிப்பாக இந்த ரெண்டரை வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே மீனராசிக்காரங்க கண்டிப்பாக செட்டில்டு எப்படி பணவரவு வரலையே மீன ரசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம் இருந்தாலும் நம்மளுக்கு பற்றாக்குறை ஏற்படுது பணம் பற்றாக்குறை இருக்குது பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் பார்த்தா தான் தெரியும் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்காரு லாபஸ்தானாதிபதி எப்படி இருக்காரு துஸ்தானாதிபதி எங்கே இருக்காங்க அது சுப பார்வைகள் இருக்கா எந்த இடத்துல இருக்காரு இரண்டாம் இடம் தனஸ்தானம் எங்கே இருக்கு அந்த தன தனத்துக்குடையவர் எங்கே இருக்காரு அங்கே சுப பார்வைகள் படுதா இதெல்லாம் வந்து ஜாதகம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணாதான் அதெல்லாம் தெரிய வரும் அதனால நல்லா இருக்குன்னு நாங்கள் சொல்றது கோச்சார பலன் கோச்சார பலன் கண்டிப்பாக உங்களுக்கு சதவீதம் கொடுக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து சம் பர்சன்டேஜ் இருக்கு கோச்சார பலனும் இருக்கு நான் எதனால சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு மேக்சிமம் நடந்துருங்க ரொம்ப தோஷம் உள்ளவங்க ஜாதகத்துல சில கிரிட்டிக்கலான ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு கண்டிப்பா கால தாமதங்கள் ஆகும் ஏன்னா என்ன தோஷத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு இன்னும் அவங்களுக்கு ஆராய்ச்சி பண்ண சில பேருக்கு தெரியாது அது என்னன்னே தெரியாது ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி மகர ராசி மீனராசியில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் நல்லா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் டக்கு டக்குன்னு இப்போ இந்த தடவை இந்த வருஷத்துக்குள்ளே நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்களுக்குலாம் டக்கு டக்குன்னு மேரேஜ் ஆகிடும் உங்கள் ராசி உள்ளவரே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஏன் ஆகலைன்னா அவங்களோட ஜாதகத்தில் சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இதுக்கு உண்டான பரிகாரங்கள் பாருங்கள் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு அடுத்த வருடம் நிச்சயமாக மேரேஜ் ஆகுங்க கண்டிப்பாக இப்போ இதுக்கு உண்டான சப்போஸ் ரொம்ப நீண்ட நாளாக தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா சமயபுரம் மாரியம்மனை வேண்டிக்கோங்க வேண்டுதல் வைங்க உங்களுக்கு என்ன நினச்சாலும் சரி நீங்கள் தாலி வாங்கி போடுறேன் ஆனால் மெயினாக வந்து தாலி வாங்கி கொடுக்குறேன்னு வேண்டிக்கோங்க அங்கே வரவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆனவங்க திருமணம் ஆனவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்க முடியாது திருமணம் ஆகாதவங்க கூடி சீக்கிரம் ஆகும் இல்லைங்களா டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு தம்பதியருக்கு நீங்கள் தாலி வாங்கி கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ தாலி பவுண்ட் ரேட்டு ரொம்ப அதிகம் இருந்தாலும் நான் வந்து அதுதான் பரிகாரம் சொல்லுவேன் ஏன்னா யார்ட்டையாவது போயிட்டு நீங்கள் பரிகாரம்னு போயிட்டு காசு செலவு பண்ணுறதுக்கு பேசாமல் நீங்கள் இதை எடுத்து கொடுத்துட்டு பேசாமல் வந்துக்கிட்டே இருக்கலாம் இல்லை சாமிக்கு ஏதாவது சாத்துறாங்களா அப்போ அந்த சாமிக்கு மாரியம்மனுக்கு கூட நீங்கள் சாத்தலாம் அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் என்ன இதுன்னு கேட்டுட்டு கூட நீங்கள் வந்து சாமிக்கு வேண்டுதல் மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதுக்கு வாங்கி கொடுங்க சமயபுரம் மாரியம்மனுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா சீக்கிரமாகவே திருமணம் நடக்குங்க அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரம்மா கோயில் திருப்பட்டூர் ஒரு இடத்துல பிரம்மா கோயில் துறையூர் நீங்கள் திருச்சி சமயபுரம் பார்த்துட்டு அப்படியே துறையூர் டச் பண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரம்மா கோயில் இருக்கும் திருப்பட்டூர் அந்த ஊர் பேர் அந்த திருப்பட்டூர்ன்ற ஊரில் போய் நீங்கள் ஜாதகம் வச்சு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாவே கண்டிப்பாக வந்து மாற்றம் ஏற்படும் விரைவில் திருமணம் நடக்குங்க இது நிச்சயமாக நடக்கும் அதனால் நீங்கள் மறந்துட வேணாம் திருமணம் நடக்காதவங்களுக்கு சில மந்திரங்கள் இருக்குது அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அந்த மந்திரத்துக்கு உண்டான விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் அதை நோட் பண்ணிவிட்டு தினமும் அந்த மந்திரத்தை படிச்சுட்டு வாங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த லிங்கை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் திருமணம் நடக்காதவங்களுக்கு விரைவில் திரும் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான மந்திரம் இருக்குது அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக நடக்கும் இந்த ரெண்டு பரிகாரம் சொல்லியிருக்கேன் சமயபுரம் மாரியம்மன் விட்டுறாதீங்க திருப்பட்டூரில் பிரம்மா இந்த ரெண்டு கோயிலுக்கும் போயிட்டு வாங்க விரைவில் திருமணம் நடக்கும் அதே மாதிரி வேண்டுதல் வச்சுக்கோங்க எந்த கோயிலுக்கு போனோம்னா மனசில் நினச்சி வேண்டுதல் வச்சுக்கோங்க அங்கே இருக்கிற கோயில் இல்லை உங்களால் ஆண் முடிஞ்ச காணிக்கையை ஃபஸ்ட்டு போட்டுட்டு வாங்க அப்புறம் வேண்டுதல் வைங்க கட்டாயம் நடக்கும் அதனால் இந்த மந்திரமும் கொடுத்துருப்பேன் அது கட்டாயம் நீங்கள் படிச்சுட்டு வாங்க விரைவில் நடக்காதவங்களுக்கு கூட நடக்குங்க இருந்தாலும் அதுக்கு மீறி ஜாதகம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம என்ன இதுன்னு பார்த்து பண்ணிக்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்